Thank like on this video and subscribe to the channel with the notification bell turned on, so you don't miss any of our future videos. No, sir. decent family sir. நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலியில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா sir? சார் ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஐயோ Lady Bugger. Cool down cool down cool down To get some value out of this video, make sure to leave a like on it and consider subscribing to my channel with the notification bell on. Excuse me sorry for the disturbance இந்த அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் சொல்றீங்களா அட்ரஸுங்களா போடா பண்ணி பண்ணி பண்ணி சொட்ட தலையா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது A liga building strong base மட்டும் கொஞ்சம் வீக் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே அப்பா அப்பா வந்து ஒரு கட்டி போட்டு போப்பா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிக்கிறேன் தான் ஹேண்டில் பண்ணணும் அட வெக்கம் கட்டுறீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலே மாலையன்னு குணமுத்தா டேய் டேய் ஏ சோரமுத்தா போச்சா இவர்தான் இவருக்கு இதான் வேலை தங்க பூங்கு நாடாத Stand up, man! என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் முத்தா tá? Ei! Ei! டேய் சோழ முத்தா போச்சா I am speaking, no class speaking. Sit down. You mean that's lad? Too much. Three months. If you get some value out of this video, make sure to leave a like on it and consider subscribing to my channel with the notification bell on. Give respect, take respect, okay?